வணக்கம் இன்றைக்கி நாங்கள் நிஃப்டியில் கால் ஆப்ஷனில் பொஷன் எடுத்திருக்கோம் பொஷன் எடுத்ததில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு ஒரு தௌசண்ட் ருபீஸ் கிட்டக்க ப்ராஃபிட்ஸ் வந்து போய்கிட்டு இருக்கு சேனலுக்கு புதுசாக வர்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க அது மூலிமா தொடர்ந்து நாங்கள் போகிற ஒரு வீடியோஸ் அப்டேட்டடாக நோட்டிஃபிகேஷனில் வரும் அது பார்க்குற மூலிமா மார்க்கெட்டில் அப்டேட்டடாக இருக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலுடைய நேம் என்எஸ்சி கமாடிட்டி ட்ரேடர் அது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் நிறையா ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ் ஃப்ரீயாலாம் அப்லோட் பண்ணியிருக்கோம் அது பார்க்குற மூலிமா உங்களால் மார்க்கெட் நாலேஜ் வந்து கெயின் பண்ணிக்கலாம் இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி சொல்லித்தரோம் அதனுடைய டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் டீ காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம் இது போக நாங்கள் கமாடிட்டிக்கு வாட்ஸ்அப்பில் லெவல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் இந்த லெவல்ஸினுடைய டீட்டெயில்ஸ் எதுவும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் இல்லாட்டி காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா இதனுடைய டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம் உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும் நிஃப்டி நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் இப்போ ஒரு டூ டேஸாக வந்து கண்டினியூஸாக க்ளோசிங் ப்ரைஸ் நியரஸ்ட்டாக ஓப்பன் ஆகிட்டு இருக்கு பெரிய கேப் அப் முன்ன மாதிரி டூ டேஸ் பேக்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய கேப் அப்பு மார்க்கெட் வந்து அப்படியே டவுன் ஆச்சு ரிவர்ஸ் ஆச்சு ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நடக்காமல் இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு மார்க்கெட் கொஞ்சம் ஸ்டேபிள் ஆகிக்கிட்டு வருது மறுபடியும் இந்த டென் தௌசண்ட் ரேஞ்சுக்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா பிரேக் அவுட் பண்ணிட்டு மேலே போக வந்து ட்ரை இருக்கு ஸோ மார்க்கெட் அந்த கேப் அப்லேருந்தே கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆச்சு மார்க்கெட் வந்து டூ டேஸாக பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு நாளாக எங்களுடைய ஸ்ட்ராட்டஜி படி பையிங் ட்ரெண்டில் பார்த்தீங்க அப்படின்னா போய்கிட்டு இருக்கு ஸோ நாங்கள் பையிங் ட்ரெண்டில் இருக்கனால டெய்லி வந்து ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன் வந்து எங்கள் ஸ்ட்ராட்டஜி வச்சு கன்ஃபார்ம் பண்ணிட்டு சிம்பிளாக ஒரு பிரேக் அவுட் கான்செப்டில் ஃபஸ்ட்டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் எந்த சைடு மார்க்கெட் மே மேக்ஸிமம் வந்துட்டு பையிங் சைடு இருக்கனால மேலே பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா அந்த சைடு நாங்கள் பை பண்ணிட்டு அப் சைடு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நேற்றும் கால் ஆப்ஷன் எடுத்திருந்தோம் நேற்று குயிக்காகவே வந்து ட்ரேடிங் முடிஞ்சு சிம்பிளாக ப்ராஃபிட்ஸ் வந்து எடுத்துட்டோம் ஏன்னா மார்க்கெட் நேற்று ஓப்பனிங்கில் நல்ல ஸ்பீடு இருந்துச்சு இன்றைக்கும் வந்து கால் ஆப்ஷன் எடுத்தோம் பட் ஓப்பனிங்கில் ஃபஸ்ட்டு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் இருந்த ஸ்பீட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு ஸ்லோவாயிருச்சு ஸோ நேற்று மாதிரி இன்றைக்கி இல்லை மூமெண்ட்டு இன்றைக்கி கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து புக் பண்ணோம் மார்க்கெட் இப்போ கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னா டூ டேஸ் பேக் என்ன நடந்துச்சுன்னா இந்த சைனா இந்தியா வார் அப்புறம் நிறையா சோல்ஜர்ஸ் வந்து அசால்ட் ஆகிட்டாங்க ஸோ கேஷுவாலிட்டிஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் டூ டேஸ் பேக்காக இம்ப்ளிமெண்ட் நியூஸஸ் வந்துச்சு அதனுடைய இம்பேக்ட் வந்து மார்க்கெட்டில் இருந்துச்சு நேற்று ஓரளவுக்கு கொஞ்சம் மார்க்கெட் ஸ்டேபிளாச்சு கரெக்டாக டென் தௌசண்ட் ரேஞ்ச் இந்த ரேஞ்சு கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் போயிட்டு டச் ஆகிட்டு வந்துச்சு அந்த டச் ஆனதுலேருந்து தான் வந்து மார்க்கெட்னுடைய ட்ரெண்டே மறுபடியும் நேற்று ரிவர்ஸில் வந்து வந்துச்சு ஓப்பனிங் ப்ரைஸ் கிட்டக்கே வந்து வந்துச்சு பட் இன்றைக்கி வந்து டென் தௌசண்ட் நோக்கி போய்கிட்டு இருக்கு மறுபடியும் அதே மாதிரி ரிவர்சல் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு ப்ராப்ளம் ஆயிரும் ஸோ நாங்கள் அதனால் இன்றைக்கி கால் ஆப்ஷன் நாங்கள் வந்து ஓப்பனிங்கில் எடுத்திருந்தோம்ல இன்றைக்கி நாங்கள் எடுத்த கால் ஆப்ஷன் வந்து அட் த மணி தான் வந்து எடுத்தோம் ஸோ கொஞ்சம் அட் த மணிக்கும் அவுட் ஆஃப் த மணிக்கும் இன்பிட்வீனில் வந்து எடுத்தோம் so nine thousand eight fifty அந்த ரேஞ்சு கிட்டக்க எடுத்தோம் ஸோ எடுத்ததுலேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் இன்றைக்கி வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் பயஸ் தான் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டென் தௌசண்ட் ரேஞ்சு கிட்டக்க மார்க்கெட் வந்து போயிடுச்சு போனதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிக்கிட்டு இருக்கு ஸோ நேற்று மாதிரி ரிவர்சல் ஆச்சு அப்படின்னா தேவையில்லாமல் லாஸஸ் வரும் ஸோ அதனால் ஸோ இந்த டென் தௌசண்ட் ரேஞ்சு கிட்ட வரையிலே வந்து கட் பண்ணிடலாம் நேற்று ஏன்னா கரெக்டாக டென் தௌசண்ட் கிட்டக்க தான் வந்து ரிவர்சல் ஆகிருக்கு ஸோ இன்றைக்கி வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஓகே பட் பிரேக் அவுட் ஆகலை அப்படின்னா மறுபடியும் லாஸஸ் வரும் ஸோ இப்போ பார்க்கலாம் அப்படின்னா நாங்கள் எடுத்த போர்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி ஒரு ஃபோர் தௌசண்ட் ருபீஸ் வரையிலே ப்ராஃபிட்ஸ் வந்து கொஞ்சம் கவர் பண்ணிட்டோம் பாதி லாட்ஸ் மேலே கவர் பண்ணிட்டோம் இப்போ பேலன்ஸ் ஒரு டென் லாட்ஸ் மட்டும்தான் வந்து ஓப்பன் போர்ஷனில் விட்டுருந்தோம் ஏன்னா மார்க்கெட் ஒரு இன்பிட்வீன் டைமில் கொஞ்ச நேரம் ஸ்டேபிளாக வந்து பார்த்தீங்கன்னா நைன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ரேஞ்சில் ரொம்ப நேரமாக ட்ராவல் ஆச்சு ஸோ அதனால் ஃபோர் தௌசண்ட் ப்ராஃபிட்ஸ் வரும்போதே அப்பயே வந்து கவர் பண்ணிட்டோம் ஸோ அதுக்கப்புறம் வெயிட் பண்ணதில் மறுபடியும் மார்க்கெட் டென் தௌசண்ட் வரைக்கும் ரைஸ் ஆக சான்சஸ் இருக்குது அப்படின்றதுனால வெயிட் பண்ணி பார்த்தோம் ஸோ ரைஸ் ஆச்சு ஏன்னா மேக்ஸிமம் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து கொஞ்ச நாளாக ஏற தான் வந்து ட்ரை பண்ணுது அதாவது ரைசிங் ஆகி பாசிட்டிவாக தான் வந்து இருக்குது நெகட்டிவ் நியூஸஸ் இல்லை மறுபடியும் ஏதாச்சும் சண்டை போட்டாங்க இல்லாட்டி கேசஸ் வந்து அன்எக்ஸ்பெக்டடாக இன்க்ரீஸ் ஆகுது இந்த மாதிரி ஏதாச்சும் நெகட்டிவாக வந்தால் மட்டும்தான் வந்து கீழே வருமே தவிர மேக்ஸிமம் ஆல்ரெடி கொரோனாக்காண்டி ரொம்ப கீழே போனதுனால அதுக்கு மட்டும் இல்லாமல் மார்க்கெட் வந்து கொஞ்சம் ஏற தான் வந்து ட்ரை பண்ணும் இந்தியா லெவலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப குறிப்பிட்ட பாயிண்ட் அவுட் பண்ண ஸ்டேட்ஸ் மட்டும்தான் லாக்டவுனில் வந்து இருக்காங்க ஸோ அதனால் மேக்ஸிமம் கொஞ்சம் இயங்க ஆரம்பிச்சிட்டாங்க நார்மலாக ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ மேக்ஸிமம் மார்க்கெட் வந்து பாசிட்டிவ் நோக்கி தான் வந்து போக ட்ரை பண்ணும் பட் ஒரு ப்ரிகாஷன் மூவாக டென் தௌசண்ட் கிட்டக்க இப்போ போயிடுச்சு இப்போ nine thousand nine hundred and seventy range கிட்டக்க ரொம்ப நேரமாக ட்ரா ட்ராவல் ஆகிக்கிட்டு இருக்கு ஸோ நேற்று இதே மாதிரி தான் வந்து நடந்துச்சு ஸோ அதனால் இன்றைக்கி ஒரு ப்ரிகாஷன் மூவாக இப்போதைக்கு போர்ஷன் கவர் பண்ணுறோம் இப்போ பார்த்திங்கன்னா அப்படின்னா four thousand rupees already book பண்ணியிருந்தோம் இப்போ ஃபோர்டீன் தௌசண்ட் வந்து டோட்டலாக வந்து எய்ம் பண்ணுறோம் அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா eight thousand nine thousand profit போய்கிட்டு இருக்கு நாங்கள் எடுத்த கால் ஆப்ஷன் வந்து கொஞ்சம் சிக்ஸ்டி நைனை தாண்டுச்சு அப்படின்னா அந்த பேலன்ஸ் பத்து லாட்டையும் கவர் பண்ணிடலான் இருக்கோம் ஸோ அப்படிங்கிற ஒரு டென் தௌசண்ட் இப்போ வந்துச்சுன்னா கவர் பண்ணிடலான்ட்டு ஸோ அதனால் இப்போ இந்த இந்த மூமெண்ட்டில் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டென் தௌசண்ட் கிட்டக்க வருது ஸோ இந்த டென் தௌசண்டில் இப்போ புக் பண்ணிக்கிறோம் ஸோ புக் பண்ணனால டோட்டலாக ஃபோர்டீன் தௌசண்ட் ஸோ இதில் கவர் பண்ணிட்டோம் இப்போ ஸோ இதனால் எங்களுக்கு இன்றைக்கி ஃபோர்டீன் தௌசண்ட் கிட்டக்க ப்ராஃபிட்ஸ் வந்து கிடச்சிருக்கு பட் ஆனால் இன்றைக்கி லாட்ஸ் வந்து நாங்கள் நிறையாவே வந்து எடுத்திருந்தோம் இந்த ட்ரெண்டினுடைய டீட்டெயில் எதுவும் தெரிஞ்சுக்கணும் இப்போ மார்க்கினுடைய ட்ரெண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது என்ட்ரி எப்படிலாம் எடுக்கலாம் அப்படின்ற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் இல்லாட்டி காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்குரிய டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணாலும் சரி இல்லை நம்பர் கூப்பிட்டிங்கனாலும் உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கும் இது போன்ற வீடியோஸ் தினமும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க இது போக நாங்கள் வாட்ஸ்அப்பில் லெவல்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம் அதனுடைய டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நன்றி